வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை நைன்டீன்த் டைம் இப்போ பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீன் ஸோ மார்க்கெட் இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு thirty five thousand three sixty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணும் அடுத்து கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் இருக்குது பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட்னு பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் போகிற மாதிரியும் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல செல் கால் வந்திருக்கு thirty five thousand three thirty நைனில் ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து செல் ஆர்டர் வந்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ரோபோட் ட்ரேடிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணணும் இந்த சார்ட்டில் வர்ற கால்ஸை ப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பாருங்கள் first target second target line first ஆர்ட் பார்த்தீங்கன்னா thirty five thousand two fifty range வந்துருக்கு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five one sixty two மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒன் மினிட்ல ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் செல்லிங் ட்ரெண்டுனா ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகும் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ட்ரேடிங் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு thirty five thousand two forty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது நீங்கள் டேரெக்டாக இதில் ஃபியூச்சர் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் இப்போ செல் கால் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பை கால் வந்திருக்குன்னா அடுத்த கால் கண்டிப்பாக செல் கால் தான் வந்து வரும் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகாது ஸோ நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்துட்டோம் பை கால்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லிங் ஆர்டர்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தீங்கனாலே போதும் உங்களால் செல் ஆர்டர் வந்து ஜஸ்ட் அந்த பாயிண்ட் வந்தோடனே டைப் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரோபோட் ட்ரேடிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ